வேத புஸ்தகத்தில் நீங்கள் எங்கே படித்தாலும் பெருக பண்ணுவேன் அல்லது பெருக செய்தல் என்கிற தேவனுடைய வாக்கு தத்துவம் எந்த அடிப்படையில் நிறைவேறுதுன்னா அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் நிறைவேறுது கடந்த ஒன்றாம் தேதி புத்தாண்டு செய்தியினுடைய அறிமுகத்தில் அதை நான் பகிர்ந்து கொண்டேன் என்றாலும் கூட இந்த காலை வேளையில் அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாய் உங்களுக்கு இரண்டு விசேஷமான குறிப்புகளின் அடிப்படையில் அதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறத ஆவியானவர் எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறார் எல்லாரும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கவனிங்க இது ரொம்ப முக்கியமான நேரம் ஆண்டவர் பெருகச் செய்கிறது அப்படின்னு சொல்லி தராரே வாக்கு தத்துவம் ஒருவேளை பிஸ்னஸை பெருக செய்கிறேன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளை பெருக செய்கிறேன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம் ஒருவேளை இந்த தேசத்தில் சமாதானத்தை பெருக செய்கிறேன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம் ஒருவேளை சபைக்குள்ளே நான் சபையை பெருக பண்ணுறேன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம் இதெல்லாம் எதையை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் எதையை நமக்கு பெருக செய்கிறேன்னு சொல்கிறாரோ அது பல மடங்கு மாறும் பல மடங்கு உயரும் பல மடங்கு அது பெருகும் அதுதான் பெருகும் பல மடங்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் ஒன்றுன்னு சொல்கிறது நாளாக மாறலாம் ஒன்றுன்னு சொல்கிறது ஆயிரமாக மாறலாம் ஒன்றுன்னு சொல்கிறது எண்ண முடியாத அளவாகவும் என்ன செய்யலாம் மாறலாம் ஒன்று ஒன்றாவே இல்லாமல் ரெண்டு ஆகுது அல்லது ரெண்டு மடங்கு ஆகுது அல்லது மூன்று ஆகுது மூன்று மடங்கு ஆகுது அல்லது நாலு ஆகுது அல்லது நாலாயிரம் ஆகுது அல்லது அத்தனை மடங்காக அது பெருகுது அப்படின்னு சொன்னால் அதைத்தான் வேதம் அந்த அப்படி மாறுகிறது தான் வேதம் என்ன சொல்லுதுன்னா பெருக்கம்னு சொல்லுது இது ஆண்டவருடைய கணக்கில் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவருடைய திட்டத்தில் தீர்மானத்தில் இந்த பெருக்கம் எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் விசுவாசிக்கிற அளவின்படியும் நீங்கள் அர்ப்பணிக்கிற அளவின்படியும் அதை கத்தர் வந்து மாற்றுகிறார் எத்தனை பேர்த்துக்கு புரிகிறது எல்லாரும் சொல்லுங்க பெருக்கம் எந்த அடிப்படையில் எனக்குள்ளே நடக்குது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு ஆழமான விஷயத்த சொல்ல சொல்கிறார் ஒன்று நான் விசுவாசிக்கிறபடியும் சொல்லுங்க நான் அர்ப்பணிக்கிறபடியும் இப்போ நம்மள நிறையா பேருக்கு விசுவாசம் இருக்குது ஆனால் அர்ப்பணிப்பு இல்லை சில பேருக்கு அர்ப்பணிப்பு இருக்குது அவங்கக்கிட்ட விசுவாசம் இல்லை ரெண்டுமே பிரச்சனை ரொம்ப காலமாக உங்கள் அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்குது நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் எனக்கு நிறைவேறவில்லை நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்லக்கூடும் ஒருவேளை தனித்தனியாக நான் உங்களை இன்டர்வியூ பண்ணேன்னா உங்களை நிறைய பேர் சொல்லிங்க ஐயா நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் எனக்கு என்ன செய்யலை இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறலை இந்த வசனம் என் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறலை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அதில் இன்னொரு பிரச்சனை ஆவியான சுட்டி காட்டார் நீ விசுவாசித்தால் நீ விசுவாசித்தாய் ஆனால் உன்னை நீ என்ன செய்யலை அர்ப்பணிக்கலை அந்த அர்ப்பணிப்பில் ஏதாவது சில காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தி கீழ்ப்படிய சொல்லியிருப்பார் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தி அதை செய்யும்படியாக சொல்லியிருப்பார் கர்த்தர் உணர்த்தி அந்த இடத்திற்கு உங்களை வரும்படியாக சொல்லியிருப்பார் கர்த்தர் உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்து அதை நீங்கள் கடைபிடிக்கணும்னு சொல்லியிருந்திருப்பார் இந்த செயல்பாடுகளுக்குள்ளே நீங்கள் வருகிறது தான் நான் அர்ப்பணிப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களை எத்தனை பேருக்கு புரிகிறது விளங்கும்படியாக உங்களுக்கு நல்ல தெரிந்த உதாரணங்களில் ஒரு சிலதை நான் சொல்கிறேன் கேளுங்க மரியாளிடத்தில் தேவன் சொல்லும்படி அனுப்பின தூதன் வந்து சொல்லுகிறான் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் ஆமாம் இந்த வாழ்த்து எப்படிப்பட்டதோ கிருபை பெற்றவளே அப்படின்னு சொல்கிறத கேட்டு அவள் அங்கலாய்க்கிற பொழுது உன்னிடத்தில் தேவன் என்ன செய்ய போகிறார்னா தேவகுமாரன் பிறக்க போகிறார்னு சொன்னபோது அந்த அம்மா என்ன பண்ணால்னா விசுவாசித்தால் ஒன்று முதல்ல எப்படி ஆகும்னு கேட்டா அப்போ விசுவாசிக்கல எப்படி ஆகும் நான் இன்னும் புருஷன் அறியாமல் இருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் அவள் கேள்வியோடு இருக்கிறா இன்னும் அவளுக்கு விசுவாசம் வரலின்னு அர்த்தம் அப்போது தூதன் ரொம்ப தெளிவாக தெளிவாக அவளுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கிறார் என்ன கொடுத்தாருன்னா இங்கே பாருமா உன் மேலே பரிசுத்த ஆவியானவர் வருவார் உன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார் அவருடைய பலம் உனக்குள்ளே இறங்கும் அப்போ நான் சொல்லுகிற இந்த காரியம் உனக்குள்ளே என்ன செய்யும் நடக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு தேவனால கூடாதது ஒன்றுமில்லை அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சிட்டார் இதை கேட்ட உடனே அந்த அம்மா என்ன சொன்னார்னா நான் ஆண்டவருக்கு அடிமை இப்போ இந்த இந்த இடத்துல ரெண்டும் ஒரு சேர வெளிப்படுது ஒன்று விசுவாசிச்சிட்டான் ஒன்று ஓகே அவருடைய ஆவியானர் என் மேலே வரும்போது இப்படி நான் ஆயிடுவேன் இப்படி எனக்கு நடந்துடும் அதை விசுவாசிட்டா இன்னொன்று அப்படி ஆகிறதுனால எனக்கு சில பிரச்சனைகள் வரும் ஒருவேளை எனக்கு நிச்சயம் பண்ண புருஷன் என்னை சந்தேகப்படலாம் உறவுகள் என்னை தப்பாக பேசலாம் என்னை உதாசீனப்படுத்தலாம் மோசை நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவேளை என்னை நியாயமன்றத்தில் வச்சு என்னை கல்லால் அடித்து கொள்ளலாம் அப்படின்னு அவளுக்கு தெரியும் ஒருவேளை அப்படி அவங்க செய்யறதுக்கு முற்பட்டு நான் சாக வேண்டியது வந்தாலும் நான் சாகிறேன் அதான் நான் ஆண்டவருக்கு அடிமைங்கிறான் விசுவாசம் பிளஸ் அர்ப்பணிப்பு இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச இன்னொரு உதாரணம் பைபிளில் நிறைய விஷயம் இருக்குது அதில் இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க ஆபிரகாம் விசுவாசத்தினுடைய தகப்பன் அவருடைய விசுவாச பயணத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கத்தர் கடுமையான விஷயத்தை அதாவது அந்த கட்டளைகளை கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார் நீ என்ன பண்ணுன்னா உன்னுடைய இனத்தை ஜனத்தை தகப்பன் வீட்டை விட்டுட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ என்ன செய்யணும் போகணும் அப்படின்னு ஆபிரகாமுக்கு சொல்லும்போது ஆபிரகாம் விசுவாசிச்சார் ஒன்று ரெண்டாவது போகிறார் அர்ப்பணித்தார் எத்தனைத்துக்கு புரிகிறது பைபிள் நல்லா சொல்லுதுங்க ஆபரகாம் கர்த்தரை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாய் ஆபிரகாம் விசுவாசித்தான் அப்படிங்கிறத வேதத்தில் ஆவியர் எப்படி காட்டியிருக்கிறார்னா அவர் தன்னுடைய தகப்பன் வீட்டை தன்னுடைய இனத்தை தன்னுடைய ஜனத்தை தன் தேசத்தை விட்டு கர்த்தர் காண்பிக்கிற இடத்துக்கு போக தயாரானார் அலையலூயா நான் சொல்றது எத்தனத்துக்கு விளங்குகிறது அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே விசுவாசம் அப்படிங்கிறது மட்டுமல்ல விசுவாசத்தை சார்ந்து நீங்கள் செய்ய வேண்டிய சில செயல்பாடுகள் அல்லது அர்ப்பணிப்பு இருக்கிறது அது உங்களுக்கு வரணும் இந்த ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது அதனால தான் பைபிள் இப்படி சொல்லுது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது நீ வெறுமையாக விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிற விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு வெறுமனே வாயில் நீ விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அது உனக்கு பழிக்காது மகனே உன்னுடைய விசுவாசத்தை கிரியைகளிலே நீ காட்டு கிரியை இல்லாத விசுவாசம் விசுவாசம் செத்தது அப்படின்னா கிரி இல்லாத விசுவாசத்தினால அர்ப்பணிக்காத மனுஷனுடைய விசுவாசத்தினால கத்தர் சொல்லுகிறத ஏற்றுக்கொண்டு வாழாத மனுஷனுடைய விசுவாசத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை அது ஒரு செத்த பிரேதத்தை போன்றது அப்படின்னு பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது அல்ல லூயா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு அதை தழுவி உங்களுக்கு நான் சொல்லும்படியாய் கர்த்தர் விரும்புகிற நல்ல விஷயத்தை நீங்கள் கவனித்து காதிலே வாங்கி கொள்ளுங்க உங்கள் இருதயத்தில் பதித்து கொள்ளுங்க இப்போ கர்த்தர் உங்களை பெருக செய்கிறார் அப்படின்னா எந்த விதத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஒரு அம்மா என்கிட்ட சொல்லுது ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க எனக்கு ஒரு கோடி ரூபா வர மாதிரி இருக்குதுன்னுச்சு ஆடா ஐயா சொல்கிற மாதிரி அடடே ஒரு கோடி ரூபாயா நான் ஒரு கோடி ரூபாயா அந்த சார் ஆமாங்க எப்படின்னு கேட்குறேன் உடனே அது அல்லையில் சொருகி வச்சிருக்கிற அந்த சுருக்கு பையை எடுத்துங்க அதுக்குள்ளே பத்திரமா மடித்து வச்சிருக்க லாட்ரி டிக்கெட் எடுத்து எங்கிட்ட காட்டுது ஒரு கோடி ரூபா லாட்ரி அப்போல்லாம் லாட்ரி வந்துட்டு இருக்கிற காலம் அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா இதை காமிச்சு சொல்லுது இது எனக்கு விழுகும்படி நல்லா ஜோம் பண்ணுங்க விழுந்துருச்சுன்னா நான் ஆண்டருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஒரு கோடி ரூபாய் சிம்பிளாக சொல்லிட்டுங்க ஆயிரம் ரூபாய் பெருசாக சொல்லுது நான் சொன்னேன் உனக்கு ஜெபிக்க மாட்டேன் நான் விழுக போகிறது லாட்ரி குறுக்கு வழி இதுக்கு ஜெபம் பண்ணி நமக்கு கிடைச்சிருச்சுன்னா இந்த ஆண்டவருக்கு நன்றி காணிக்க கொடுக்க போகிறாங்களாம் நிறைய நேரம் இப்படித்தான் நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் நல்லா முதல்ல குறுக்கு வழியில் லாற்றியில் உன்னை கத்தர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல தேவ பிள்ளையே நீங்கள் அப்படிலாம் போகவே வேண்டாம் எவனாச்சும் ஏமாந்து போவோம் அதை நான் எடுத்துகிட்டு வரலான்னு நினைக்காதீங்க ஹலோ அப்படி நினைக்காதீங்க போன வாரம் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு ஒரு ஒரு கிளிப்பிங் வந்துச்சு அதை நான் பார்த்தேன் ஒரு ரீல் வந்துச்சு இன்ஸ்டாவில் அது நம்ம ரீல் பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு கீழே அது வந்துச்சு அதை நான் பார்த்தேன் ஆட்டோக்காரன் ஒருத்தன் ஆட்டோக்காரர்களுக்கு பரிந்து பேசுகிற மாதிரி ஒரு கிளிப்பிங்கை போட்டிருக்கிறான் என்ன அப்படின்னா அந்த ஆட்டோவில் பயணம் பண்ணி போகிற ஒரு பெண் ஒரு பெண்மணி வந்து என்ன பண்ணுறான்னா தன்னுடைய பர்ஸை மறந்து விட்டுட்டு போயிடுறான் ஆட்டோவில் மறந்துடுறா அப்போ இறங்கி கொஞ்ச நேரம் கழித்து தான் அவளுக்கு தெரிய வருது பரபரப்பாக ரோட்டில் கத்தி கதறா அப்போ ஒருத்த அவனை பார்த்து கேட்குற என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது ஐயோ இப்படி நான் பர்ஸ் விட்டுட்டு ஆட்டோவில் தான் வந்து விட்டுட்டேன் அப்படிங்கிறான் அவன் சொல்கிறான் அவன் பர்ஸு போகாது எங்கேயும் போகாது கிடச்சிரும் அப்படிங்கிறான் சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த ஆட்டோக்காரன் வரான் இந்த ஆட்டோக்காரன் வந்து அவன் இந்த அம்மாட்ட பர்ஸை கொடுத்து அம்மா நீங்கள் பர்ஸை மறந்துட்டீங்க அதான் கொடுத்து போக வந்தேன் பார்த்துங்க எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க அப்படின்னு அவன் சொல்லி கொடுக்குறான் உடனே எனக்கு ஒரு பெருமை பார்த்து நான் சொன்னேன்ல ஆட்டோக்காரன் கொண்டு வந்து கொடுத்துருவான்னு அதான் நடந்துச்சு அப்படின்ட்டு ஆட்டாக்காரங்க எங்கேயாச்சும் பிரயாணம் பண்ணவங்களை கற்பழிச்சாங்களா ஆட்டாக்காரங்க எங்கேயாச்சும் பிரயாணம் பண்ணவங்களுடைய பொருளை திருடுனாங்களா ஆட்டாக்காரங்க நல்லவங்கங்க அவங்கள நம்புங்கன்னு போட்டிருக்கிறான் நானும் இந்த படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்தேன் உண்மையாக எனக்கு தெரிஞ்சு ஆட்டாக்காரன் பிரயாணம் பண்ண எந்த பெண்ணையும் கற்பழிச்சதாகவோ திருடுனதாகவோ நம்மளும் பெருசாவெல்லாம் செய்திகளை கேள்வி பரவாயில்லையே ஆட்டக்காரனுக்காக ஒருத்தர் குரல் கொடுத்துருக்கிறான் இவன் ஆட்டக்காரனாக இருப்பானோ அப்படின்னு யோசிச்சுட்டு முடிச்சுக்கிட்டேன் நான் என்ன சொல்ல வரேங்கிறத கவனிங்க ஆட்டோக்காரனெல்லாம் அப்படி பண்ண மாட்டான் இந்த வீட்டு பிள்ளையெல்லாம் இப்படி பண்ணாது அந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்படி செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு லாஜிக்கை பேசிகிட்டு இருக்கிற உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆமேனா தேவனுடைய பிள்ளையே உங்களுக்கு எனக்கு ஒரு சாட்சி வேணும் கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் கிறிஸ்தவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் கிறிஸ்துவின் சபைக்கு போகிறவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் பெந்தேகோஸ்தேக்காரர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு சாட்சி இருக்குது அதை எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்னா முயற்சி செய்யணும் அதை காத்துக்கொள்வதற்கு என்ன செய்யணும் சொல்லுங்க வேலை செய்கிற இடத்துல அநியாய வருமானத்துக்கு போகாதீங்க குறுக்கு வருமானத்துக்கு போகாதீங்க ஒருத்தரை ஏமாற்றி சம்பாதிக்கிற வேலையை செய்யாதீங்க ஒருத்தருக்கு போய் சேர வேண்டிய நியாயத்தை பிடுங்காதீங்க அதெல்லாமே நமக்கு ஆகாது விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் உயர்த்துவார்னு ஆனால் உங்களை நீங்கள் என்ன செய்யலனா அர்ப்பணிக்கல நான் யாரிடத்துல லஞ்சம் வாங்க மாட்டேன் யாருடைய படத்தையும் நான் திருட மாட்டேன் ரோட்டில் எவனாச்சும் ஏமாந்து போட்டு போவான் அதை கடவுள் என் கண்ணுக்கு காட்டி தருவான் நான் ரோட்டில் தேட மாட்டேன் இப்படியெல்லாம் சில அர்ப்பணிப்புக்குள்ளே வந்து ஆண்டவரே எனக்கு உள்ள கொஞ்சத்தை எனக்கு பெருக்கித்தாங்கன்னு நீங்கள் ஜோம் பண்ணி பாருங்கள் அது பெருகிற விதம் வேறு மாதிரி இருக்கும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பைபிளில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிச்சுதா சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அது நம்ம கண்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதுதான் ஆண்டவருடைய வழி அதுதான் ஆண்டவருடைய வழி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் ஆண்டவருடைய வழி அல்ல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாமல் சம்பாதிக்கிறது ஆண்டுடைய வழி அல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆமாம் தேவ சபைக்கு போகாமல் தேவ ஆராதனையில் கலந்து கொள்ளாமல் குறுக்கில் உங்களுக்கு வருமானம் ஆசீர்வாதமாக ரெண்டுப்பா ரெட்டிப்பாக வருது அப்படின்னா அது ஆண்டவர் தருகிற வழி உலகம் வந்து உலகம் வந்து காட்டுற வழிக்கும் வேதம் காட்டுகிற வழிக்கும் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா தலைகீழாக வித்தியாசமாக இருக்கும் உலகம் காட்டுறதை ஆண்டவர் காட்ட மாட்டார் உலகத்தார் சொல்கிற வழியை ஆண்டவர் சொல்ல மாட்டார் அவர் எப்பவுமே உலகம் சொல்லுகிறதற்கும் உலகம் காட்டுகிறதற்கும் உலகம் கணிக்கிறதற்கும் அப்படியே எதிர்மறையாய் செய்வார் இந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பயங்கர பிரச்சனைகள் பயங்கர பொருளாதார நெருக்கங்கள் பயங்கர கஷ்டங்கள் பயங்கரமான அழிவுகள் வரும்னு உலகத்தின் ஞானிகள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் நான் அதெல்லாம் கேள்விப்பட்டு பல நாட்களாக நான் ஜெபித்து கொண்டிருந்த இருந்தபோது புது வருஷ பிறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னதாக கர்த்தர் எனக்கு என்ன வெளிப்படுத்துகிறார்னா இந்த நாட் இந்த ஆண்டில் என் ஊழியங்களும் என் சபைகளும் பெருகும் நான் சொல்கிறார் எல்லா இருபத்தி மூன்றை பற்றி ஆமாம் யார் யார் என்னென்ன தகவல் சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாம் எனக்கு தெரியும் நானும் பலதை கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் கர்த்தர் அதற்கு எதிர்மறையாக புது வருஷம் பிறக்கிற நேரத்தில் எனக்கு வாக்கு சொல்கிறாரு என் ஜனம் என் சபை என் ஊழியம் பெருகும் எப்படி நான் கேட்கக்கூடாது எப்படி நாம் யாருமே கே ஏன்னா அவர் ஆண்டவர் ஏன்னா அவர் தன் ஜனத்தை போஷிக்க தன் ஜனத்தை நடத்த தன் ஊழியத்தை ஸ்தாபிக்க தன் சபைகளை பெருக வைக்க தேவனால நல்லா ஓங்கி சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க நம்புங்க என்ன ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு நாலு தடவை நல்லா சொல்லுங்க நறுக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ஸ்கூலில் இப்போ சொல்லி சொல்லி பழகிட்டு இப்படியே சொல்கிறீங்க பார்த்தீங்களா முதல் சவுண்டு நல்லா இருந்துச்சு ரெண்டாவது சவுண்டு குறைஞ்சிருச்சு மூன்றாவது சவுண்டு நாலு சைஸ் போ நாலு தடவை ஆயிடுச்சா எண்ணிட்டே ஒன்று ரெண்டு மூணு நான் பொதுவாக இந்த நாலு தடவை சொல்கிறது ஏழு தடவை சொல்கிறதுல நான் நான் நம்புறதில்ல விரும்புறதில்ல ஆனால் ஏன் சொல்ல சொல்கிறேன் அப்படின்னா அது உங்களுக்குள்ளே பதியணும் அது உங்களுக்குள்ளே என்ன செய்யணும் பதியணும் நீங்கள் நாலு முறை ஏழு முறை சொல்லிட்டுனால ஆண்டர் மகிமைப்பட்டார்னு அர்த்தம் இல்லை நீ ஆண்டரை எப்படி மகிமைப்படுத்தின அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அல்ல லூயா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க உலகம் வந்து வாங்கி விற்கிறதையும் வாங்கி விற்கிறதையும் உலகம் வந்து ஆமாம் சேமித்து பிழைக்கிறதையும் மக்களுக்கு வந்து வழிகாட்டுது பைபிள் வந்து கொடுத்து நிற்கிறதுலையும் கொடுத்து நிற்கிறதுலையும் நல்லா கேட்டுங்க கொடுத்து நிற்கிறதுலையும் விசுவாசித்து வாழ்கிறதுலையும் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டு நமக்கு காட்டியிருக்கிறான் எங்கேயுமே கர்த்தர் சேமித்து வாழ்கிற வாழ்க்கையை நமக்கு காட்டித்தரவே அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்குங்க சேமிச்சு வை உன்னுடைய டெபாசிட்டில் உனக்கு பேங்க் வந்து உனக்கு அதுக்கு வட்டி கொடுக்கும் உனக்கு வந்து பேங்க் வந்து இத்தனை காலத்துக்கு பிறகு அதை உனக்கு கொடுக்கும் ஷேரில் போடு மார்க்கெட்டில் போடு அதில் போடு இதெல்லாம் ஆண்டருடைய வழி அல்ல இதெல்லாம் ஆண்டருடைய வழி ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தார் அவர் என்னிடத்தில் சாட்சி சொன்னார் நான் என் பிஸ்னஸுக்காக ஒரு விளம்பரம் கூட பண்ணினதில்லை ஒரு விளம்பரம் எந்த அடிப்படையில் கூட நான் விளம்பரம் பண்ணினதே கிடையாது அதே சமயம் என் பிஸ்னஸை கத்திரி எனக்கு தந்த இந்த பிஸ்னஸை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய சபை சார்ந்த காரியங்களுக்கு தான் நான் பயன்படுத்துவேன்னு ஒரு பொருத்தனை பண்ணினேன் விளம்பரம் பண்ணினது இல்லை என் பிஸ்னஸை இதுவரைக்கும் கத்தர் குறைவில்லாமல் நடத்திட்டு இருக்கிறார் இத்தனை ஆண்டுகளும் நான் ஆர்டருக்காக யாரிடத்திலும் நான் போனதில்லை கத்தர் எனக்கு ஆர்டர்களை கிடைக்க பண்ணுகிறார் எப்படி ஒரு நல்ல சாட்சி யோசித்து பாருங்க இந்த சாட்சி கேட்பதற்கு எப்படி இருக்கிற நான் யாரிடத்திலும் போய் நின்னதில்லை நான் யார்கிட்டையும் விளம்பரப்படுத்தினதில்லை என்னை அடையாளம் காண்பிச்சு கொடுத்து என் பிஸ்னஸுக்கு ஆர்டர்களை கொடுத்து என்னை வர்த்திக்க பண்ணிட்டு வருகிறவர் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நல்ல சாட்சிகள் இருக்குது நாம் அதெல்லாம் கேட்க மாட்டோம் அப்படியே கேட்டால் அதையெல்லாம் நம்ம நம்ப மாட்டோம் அப்படியே நம்பினால் அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய பேருக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் பெறுகிறது அப்படின்னு சொல்கிறது ஒருவேளை ஃபினான்சியலாக இருக்கலாம் ஒருவேளை தொழில் ரீதியாக இருக்கலாம் நீங்கள் எல்லோரும் கவனிச்சுட்டு நான் நம்ப நினைக்கிறேன் நம்புகிறேன் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கிறது நீங்கள் குடியிருக்கத்தக்க வீடாக இருக்கலாம் வாசலாக இருக்கலாம் இப்படி எத்தனையோ காரியங்களாக இருக்கலாம் நல்லா நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நல்லா நீங்கள் ஒன்று விளங்கி கொள்ளுங்கள் நீங்கள் பெறுகிறதுல நீங்கள் பெருகிறதுல ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்குது என்னென்னா உங்கள் பெருக்கத்தில் தலையிட வேண்டியவர் கர்த்தர் எல்லாரும் சொல்லுங்க ஒன்று நாலானாலும் சரி ஏழானாலும் சரி அது நூறானாலும் சரி அது என்ன முடியாத அளவுக்கு ஒருவேளை கடற்கரை மணலத்தினாலும் சரி எனக்கு பெருக்கத்தை தருகிறவர் இந்த இரு பரிவாரம் இரு பரிவாரம் அடிக்கடி சொல்றீங்க இல்லையா இரண்டு தருகிறவரும் கர்த்தர் தான் இரண்டு கர்த்த தருகிறவர் இந்த எண்ணி முடியாதுன்னு சொல்கிற பாருங்க அதை தருகிறவரும் கோடா கோடின்னு சொல்கிறோமே அதை தருகிறவரும் இந்த பெருக்கத்துக்கு சொந்தக்காரர் எல்லாம் சொந்தக்காரர் முழுக்க முழுக்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் தான் அவர் நம்முடைய தேவன் இப்போ அவர் எப்படி பெருக வைக்கிறேன்னு சொல்றார் அப்படின்னா உங்களையும் என்னையும் எந்த நல்லா கவனிச்சுட்டே வாங்க பொருளாதாரமாக இருக்கலாம் ஆட்கள் சார்ந்த விஷயமா இருக்கலாம் உடை சார்ந்த விஷயமா இருக்கலாம் ஆத்துமாக்கள் சார்ந்ததாக இருக்கலாம் இடம் சார்ந்ததாக இருக்கலாம் கட்டிடம் சார்ந்ததாக இருக்கலாம் கட்டிடத்திற்குள் வர வேண்டிய பொருட்கள் சார்ந்ததாக இருக்கலாம் சாலமோனுடைய நீதிமொழிகளில் ஒரு வசனம் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆனால் அதை இந்த நேரத்தில் படித்தா நல்லா இருக்குங்கிறத ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறபடியினால் நான் அதை உங்களுக்கு வாசிக்க அதை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க நான் ஆவியினாலே நடத்தப்படுகிறேன் என்னோடு சேர்ந்தவர்கள் என்னோடு சேர்ந்த வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க நீதிமொழிகள் புஸ்தகம் முப்பதாம் மூன்றாம் அதிகாரத்தில் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்தில் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் க துன்மார்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் இந்த வசனம் சாபத்தை பற்றியும் ஆசீர்வாதத்தை பற்றியும் சொல்லுது துன்மார்கனுடைய வீட்டுக்குள்ள சாபம் தான் இருக்கும் நீதிமான்களுடைய வீட்டுக்குள்ள அல்லது நீதிமான்களுடைய வாசஸ்தலத்துக்குள்ள கத்துடைய ஆசீர்வாதம் இருக்கும் சின்ன ஒரு கான்ட்ரவர்சி உங்களுக்கு புரியணும் ரெண்டுக்கு இடையில் இருக்கிற ஒரு வித்தியாசம் உங்களுக்கு புரியணும் துன்மார்க்கன் தன்னுடைய சுய பலத்தில் மகிழ்ந்துட்டுருப்பான் நீதிமான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்துட்டு இருப்பான் பைபிள் அப்படி தான் அதை வித்தியாசப்படுத்தி காட்டுது நீதிமான்களின் வீட்டில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் அப்படின்னு என்ன காலை ஜெபம் இருக்கும் மாலை ஜெபம் இருக்கும் உள்ளுக்குள்ள வாக்குவாதங்கள் இருக்காது சண்டைகள் இருக்காது பாவ செயல்கள் இருக்காது பாவத்தினால் வருகிற கழி கூறுதல் இருக்காது அந்த வீட்டுக்குள்ளே நாடகம் ஓடாது அந்த வீட்டுக்குள்ளே சினிமா பாட்டு பாடாது அந்த வீட்டுக்குள்ளே வேறு விதமான கழி கூறுதல் என்ன செய்யாது வ அதுக்குள்ளே நடக்கிற எல்லாமே டிவைன்லியா எல்லாமே ஹோலியா எல்லாமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு உள்ளுக்குள்ளே நடந்துட்டுருக்கு யாருடைய வீட்டுக்குள்ளே அதனால் அந்த வீட்டுக்குள்ளே அங்கே கர்த்தர் அவங்களுக்குள்ளே இருந்து அவங்களை என்ன செய்வார்னா ஆசீர்வதிப்பார் நீங்கள் நம்புங்க கர்த்தர் சபையின் நடுவில் மட்டும் இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் நடுவில் கர்த்தர் இருக்கிறார் நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் உங்கள் நடுவில் கர்த்தர் இருக்கிறார் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் அந்த பிஸ்னஸுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார் எத்தனை பேர் நம்புறீங்க நான் தனியாக இல்லை நாங்கள் தனியாக இல்லை எங்கள் நடுவிலே நீங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் ஏன் சிங்கிளாக இருந்தால் கூட உங்களோடு தேவன் இருக்கிறார் நீங்கள் நீதிமானாக இருந்தால் உங்களோட தேவன் நீங்கள் இருக்கிற இடம் இந்த இடம் அந்த இடம் இந்த ஊர் அந்த ஊர் இதுக்கு பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் நல்லா புரிஞ்சுங்க இதெல்லாம் உங்களுக்கு மேன்மை இல்லை நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களோடு தேவன் இருக்கிறாரா இந்த இருகூரில் ஜாய் ஆடிட்டோரியம் புக் பண்ணுறதுக்கு நாங்கள் போயிருந்தோம் அது எவ்வளோ பெரிய ஏரியா எவ்வளோ பெரிய ஒரு நல்ல இடம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பக்கத்தில் பீலமேடு அந்த ஏர்போர்ட் இருக்குது ஃப்ளைட் இறங்கிறது ஏறுறத தெளிவாக பார்த்துக்கலாம் அதனுடைய பின்பகுதியில் இருக்குது இந்த மண்டபம் இப்போ அங்கே இருக்கிறவர் ஒருத்தர் எங்கிட்ட சொல்கிறார் ஐயா இங்கே எல்லாம் இடம் இப்போ செண்டு எட்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுங்க ஏர்போர்ட்டுக்கு பின்னால் சொல்கிறார் முன்னாலே இல்லை பின்னால் எட்டு லட்சம் அப்புறம் முன்னால் எத்தனை லட்சம் இருக்கும் ஒரு கணக்கு போட்டுக்குங்க ஒரு காலத்தில் ஏதோ ஒரு அடிப்படையில் ஒருத்தருக்கு பத்து சென்டோ ஒரு ஏக்கரோ இருந்துச்சுன்னா இப்போ அவன் யார் இது யாருடைய கணிப்பு <laughs> அவருக்கு மட்டுமல்ல நம்ம எல்லாருடைய கணிப்பு நாலு வழி சாலை ஆயிடுச்சு ஆறு வழி சாலை ஆயிடுச்சு எட்டு வழி சாலை ஆயிடுச்சு ஹைவே வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் யாருக்கு தெரியுமா ரொம்ப சந்தோஷம் வரும் அதுக்கு பக்கத்தில் யாருக்கெல்லாம் இடம் இருந்துச்சோ குடியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க ஏன் நான் உங்களை பார்த்து கேட்குறேன் ஒருவேளை இப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் இருக்கிற கிராமத்தை நீங்கள் இருக்கிற ஆமாம் அந்த எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லாத இடத்த கத்தர் மேன்மையாக்கி உங்களை ஆண்டு அட்ரஸ் பண்ணுறார் அதை ஆசீர்வாதமாக நினைக்கிறீங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணும் நீங்கள் இருக்கிற ஊரில் இத்தனை பிஸ்னஸ் மேன் இருக்கிறான் நீங்கள் இருக்கிற ஊரில் இவ்வளவு டெவலப்மெண்ட் ஆகிருக்குது நீங்கள் இருக்கிற ஊரில் இது இதெல்லாம் வந்திருக்குது இன்றைக்கி நீங்கள் இருக்கிற ஊ ஊரில் செண்டு இத்தனை ரூபாய்க்கு போகுது அத்தனை ரூபாய்க்கு போகுது இதையெல்லாம் பார்த்து நீங்கள் ஏமாந்துட வேண்டாம் கத் கத்தர் உங்களோடு இருக்கிறாரா நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே கத்தர் உங்களோடு எதனத்துக்கு புரியுது நான் நகர்ப்புற சபைகளை தான் ஆசீர்வதிப்பேன் அப்படி ஆண்டு எங்கேயாச்சும் சொன்னாரா அல்லது நான் கிராமப்புற சபைகளை தான் ஆசீர்வதிப்பேன் அப்படியும் ஆண்டு சொன்னாரா நான் இந்த ஊழியக்காரனை தான் ஆசீர்வதிப்பேன் அப்படி சொன்னாரா பைபிள் சொல்லுதுங்க கத்த தம்முடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறவர் தம்முடைய ஊழியக்காரர்கள் மேலே பரிதாபப்படுகிறவர் என் ஊழியக்காரர் புசித்து குடித்து திருப்தியாயிருப்பார்கள் நகர்ப்புற ஊழியக்காரன் கிராமப்புற ஊழியக்காரன் சின்ன சபையின் ஊழியக்காரன் பெரிய சபையின் ஊழியக்காரன் அப்படிலாம் சொல்ல என் நாமத்தை சுமந்து என் வேதத்தை சுமந்து எனக்கு ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரனும் அப்படிங்கிற அந்த பொதுவான கேட்டகரியில் தான் கர்த்தர் சொல்லுகிறார் என் நாமத்தை அறிந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூழ் ஆண்டவர் நாமத்தை அறிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவர் நாமத்தை நம்பி இருக்கிறீங்க ஆண்டவர் நாமத்தை சேவிக்கிறீங்க ஆண்டுடைய வசனத்துக்கு பயந்து நடக்கிறீங்க ஆண்டுடைய சபையில் அங்கம் வைக்கிறீங்க ஆண்டவருக்காக உங்களை விட்டு கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவர் உங்கள் வாசஸ்தலங்களை ஆசீர்வதிக்கிறார் பைபிள் சொல்லுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்ப்பா ஆண்டவர் உன்னை உன்னுடைய உன்னுடைய வாசஸ்தலத்தை உன்னுடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறார் துன்மார்க்கனுடைய வீட்டில் சாபம் இருக்கும் உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இருக்கிறபடி உங்களை வைக்கிறதுக்காக இல்லை உங்களை பெருக செய்வதற்காக நம்மளை நம்மளை ஆரம்பத்தில் கத்தர் கொடுத்த இடம் சின்னதாக தெரியும் கத்தர் உங்களை வாழ அனுமதித்த அந்த இடம் ரொம்ப எளிமையாக தெரியும் போக போக பாருங்கள் அதை அப்படியே மாடிஃபை பண்ணிகிட்டே வருவார் எத்தனை இதுக்கு புரிகிறது நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய சபை சீக்கிரமாக ஏசி ஹாலாக மாறிடும் நல்லா ஜோராக கை தட்டுறீங்களே பரவாயில்லையே ஆ சபை மாறுது <laughs> மாற்றி சொல்கிறேன் உங்கள் ஒவ்வொருத்தரை கருத்த நல்ல கூலான இடத்துல குழு குழுன்னு வைக்க போகிறார் ஆ நம்புங்க இந்த வீட்டுக்கு இந்த இடத்துக்கு இந்த ஊருக்கு இது இல்லை உனக்கு தேவைன்னா கத்தர் தருவார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க நமக்கு அது தேவைன்னா அதை கத்தர் நமக்கு நல்லா நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கங்க எப்பவுமே உங்களுக்கு தேவையில்லாத உங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டு யாருக்குமே எங்கேயுமே சொன்னதில்லை எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் தெரியும் சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் நோவாவின் பேழை காக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு செய்தி வந்துச்சு சமீபத்தில் காணாவூரில் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்த கற்சாடிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்தி வந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் முத முத ஆண்டவர் ஏறி பிரசங்கம் பண்ணின பேதருடைய படகு கண்டுபிடிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா செய்தி வந்துச்சு அந்த படங்களை நான் பார்த்தேன் அந்த செய்திகளை நான் படித்தேன் ஆண்டவர் எனக்கு ஒன்றை புரிய வைக்கிறார் எல்லாத்தையும் தாண்டி ஒன்றை புரிய வைக்கிறார் என்ன அப்படின்னா நோவாவுடைய காலத்திலேயே வந்த ஜலத்தை விவரிக்கிறதுக்கு வார்த்தை அதுக்கெல்லாம் தப்பிச்சு அது அரராத்து மலையின் மேலே தங்குச்சு எது அப்போ எப்படி புயல் அடிச்சிருந்திருக்கு எப்படி காற்று வீசி இருந்திருக்கும் எத்தனை மரங்கள் வேரோடு பிடுங்கியிருக்கும் அதெல்லாம் கணக்கே ஆமாம் அது எத்தனை ஆயிரம் சுனாமியோட ஒப்பிடுறதுனே தெரியல அந்த அழிவு தான் அதுக்கு பேழை காக்கப்பட்டுச்சுங்கிறதே மிகப்பெரிய அற்புதம் அதைய தாண்டி இப்போ இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக அது இருக்குதுன்னு சொல்றதே எனக்கு பெரிய அற்புதமாய் தெரிகிறது எனக்கு அந்த பேழை அப்போ காக்கப்பட்டதை விட எத்தனை இதுக்கு புரிஞ்சுது அதில் ஒரு நாலாயிரம் வருஷம் இதில் ஒரு அப்படி இப்படின்னு பார்த்தா ஆறாயிரம் ஆண்டுகள் ஆகியும் கூட அந்த மரம் இத்து போகல அந்த பேழை அழிந்து போகலை நான் சொல்கிறது எத்தனை புரியுது அப்போ காக்கப்பட்டதே மிகப்பெரிய அற்புதம் அதை தாண்டி இத்தனை வருஷம் அதைவே மாற்றி சொல்கிறேன் காணாவூர் கல்யாணத்தில் கச்சாடியில் இருந்த தண்ணீரை அவர் திராட்சரசமாக மாற்றினாருங்கிறதே பெரிய அற்புதம் அந்த கச்சாடி இன்றைக்கு வரைக்கும் அழியாமல் இருக்குதுங்க எவ்வளோ பெரிய அற்புதம் புரியலையா என்ன உங்களுக்கு விளங்குச்சு கவனிங்க அதன் மேல் கத்தர் வந்தார் அதை கத்தர் தொட்டார் அதன் மேல் என் ஆண்டுடைய பிரசன்னம் வந்தது எத்தனை இருக்கு இப்போவாது புரியுது நல்லா கவனிங்க நோவா இருந்தாரு பேதிரி இருந்தாரு காணா ஒரு கல்யாண வீட்டில் மரியாள் சொன்னாங்க அதெல்லாம் அப்புறம் அது பேச்சில் இப்போ இல்லை அதிலே என் ஆண்டவர் வந்தார் அதை என் ஆண்டவர் தொட்டார் அதிலே என் ஆண்டவர் தனது வல்லமை அனுப்பினார் அதிலே என் ஆண்டவர் தனது மகிமையை அதுதான் அது இன்னைக்கு வரைக்கும் அழியாமல் இருக்கிறதுக்கு இத்து போகாம இருக்கிறதுக்கு உடைந்து நாசமாகாமல் இருப்பதற்கு அதில் இருக்கிற மண்ணுக்கு அதில் இருக்கிற கல்லுக்கு அதில் இருக்கிற மரத்திற்கு அதில் பூசப்பட்ட பூச்சுக்கு கீழுக்கெல்லாம் கூட கத்தர் இத்தனை மகத்துவத்தை கொடுத்திருப்பாரானா என் அன்பு தேவனுடைய பிள்ளையே உன் நடுவில் வாசம் பண்ணுவாரே ஆனால் உன்னை விடுவாரா என் ஆண்டவர் எங்கள் நடுவில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் உன்னத எங்கள் நடுவில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்த எத்தனை பேர் சொல்றீங்க எங்கள் நடுவில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் உன்னத எங்கள் நடுவில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்த தனி மகிமை அது தனி மகிமை அதை விவரிக்கவெல்லாம் அதைத்தான் பைபிள் சொல்லுது உன்னை பெருக செய்வேன்னு சொல்கிற இடத்துல கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா வரார் பெருக செய்கிறேன்னு சொல்லும்போது கத்தர் அங்கே என்ன செய்கிறாரு அவர் தள்ளி இருக்கும்போது பெருக்கம் வராது உங்களுக்கு எனக்கு அருகில தேவன் இல்லாத போது பெருக்கம் வராது அப்படி பெருக்கம் வந்தால் அது அவரால் வந்தது எத்தனை இதுக்கு புரியுது வராது இந்த லாபான் போத்திபார் இன்னும் நிறைய அந்த கேட்டகரியில் இவங்க எல்லாம் தங்களுக்கு வந்த ஆசீர்வாதத்தை சொல்லும்போது எப்படி சொன்னாங்கன்னா உன்னிமித்தமாய் தேவன் ஆசீர்வதிச்சார் எப்படிங்கிறாங்க இப்போ யாக்கோப்பு போகாத வரைக்கும் லாபான் ஆடு மேய்க்கலையா லாபானுடைய ஆடுகள் எதுவுமே குட்டி போட்டது இல்லையா என்ன தேவி குட்டி போட்டது இல்லையா அப்போ எப்படி இப்படி சொல்கிறார் லாபான் ஏ நீ வந்ததுக்கப்புறம் நீ வந்ததுக்கப்புறம் உன் நிமித்தமாக என் ஆண்டு ஆசீர்வதிச்சிருக்கிறது வித்தியாசமாக அது எப்படி தெரியுது அப்போ போட்ட குட்டியினுடைய கணக்கு வேறு அப்போ போட்ட குட்டிகளுடைய பலம் வேற புரிஞ்சவங்க மட்டும் உங்களுக்கு விளங்கலை அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்பவும் போட்டுச்சு ஆடு ஒன்று லாபானுடைய மந்தையில் ஆடுகள் எல்லாம் மலடா இருந்துச்சுன்னு நினச்சிக்காதீங்க ஒரு ஆடு கூட குட்டி போட்டதில்லை போட்டுச்சு ஆனால் அப்போ ஆன அப்போ வந்த வரவுக்கும் இப்போ வர வரவுக்கும் அப்போ அந்த குட்டிகளுக்கு இருந்த தரத்திற்கும் விசுவாசிக்கிற சொல்லுங்க கத்தர் என்னோடு இருக்கும்போது என் வரவும் அதன் தரமும் மேன்மையாயிருக்கும் சில பேர் ரட்சிக்கப்பட்ட உடனேயே சபைக்குள்ள வந்த உடனேயே தீர்க்க தரிசனத்தை கேட்டு போன உடனேயே வாக்குத்தத்தம் பெற்ற உடனே எல்லாம் வந்து நினைக்கிறீங்க அதுக்கு நீ ரெண்டு காரியம் செய்யணும் ஒன்று விசுவாசிக்கணும் இன்னும் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ ஆரம்பிக்கணும் ஹலோ லோயா எத்தனை இதுக்கு புரியுது நான் சொல்கிறது சில நேரம் நம்ம விசுவாசமும் நம்ம அர்ப்பணிப்பும் நிறையா பேருக்கு கோமாளித்தனமாக தெரியும் பரிகாசமாக தெரியும் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன் அதையெல்லாம் நீங்கள் ஒரே பண்ணிக்காதீங்க நமக்கு வாக்கு தந்தவர் நம்பத்தகுந்தவர் இந்த நம்பத்தகுந்தவர்ங்கிற வார்த்தையை நான் பல ஆங்கிளில் தியானம் பண்ணியிருக்கிறேன் அதற்கு ஆங்கிலத்தில் வந்து ஃபெய்த்ஃபுல் காட் அப்படின்னு அதுக்கு வருது நம்பத்தகுந்தவருங்கிறதுக்கு ஃபெய்த்ஃபுல் காட் ஆஃப் ஃபெய்த்ஃபுல் இந்த ஃபெய்த்ஃபுல் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு ரெண்டு ரெண்டு விளக்கத்தை நான் உங்களுக்கு ஆழமாக சொல்கிறேன் ஒன்று நம்பத்தக்கவர் இன்னொன்று நம்ப தகுதியானவர் எத்தனை இதுக்கு புரிகிறது நான் அவரை நம்பலாம் நான் அவரை ஒருபோது அந்த நம்பிக்கைக்கு அவர் துரோகம் செய்யவே மாட்டார் நம்பத்தகுந்தவர் தகுந்தவர் அந்த வார்த்தையை நல்லா பதிவு பண்ணுங்க உண்மை உள்ளவர்ங்கிற வார்த்தைக்கு தான் மீனிங் சொல்லிட்டு இருக்கிறேன் உண்மை உள்ளவர் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா ஃபெய்த்ஃபுல் காட் உண்மை உள்ளவர் ஃபெய்த்ஃபுல் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா ஃபெய்த்ஃபுல் அந்த ஃபெய்த்ஃபுல்லுக்கு என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா அவரை நம்பலாம் நம்ப சில பேர் சொல்லுவார் நான் இப்போ உங்களை தான் கடவுள் மாதிரி நீ ஏன் கடவுள் மாதிரி மனுஷன் நினைக்கிறேன் கடவுள் இருக்கும்போது நீ ஏன் மனுஷனை கடவுள் மாதிரி நினைக்கிறேன் உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அவர் அப்படி ஒரு கடவுள் உன்னை மீட்க உன்னை ரட்சிக்க உன்னை போஷிக்க உன்னை ஆசீர்வதிக்க உன்னை நேசிக்க ஒருவேளை கடவுள் இல்லைனா வேணா நீ மனுஷனை போய் கடவுளா நினை கடவுள் இன்னமும் உயிரோடு இருக்கிறார் நான் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் நேற்றைக்கு இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சொல்ல உலகம் இருக்கும் காலம் வரைக்கும் உலகத்தை உலகத்தை தாண்டி இருக்கிற காலம் வரைக்கும் நான் இருக்கிறேன் நான் சொல்ல அர்த்தம் என்ன நான் இருக்கும்போது உன் நம்பிக்கையை என் மேல் வை உன் விசுவாசத்தை என் மேல் வை கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்களை உயர்த்துவார் உங்கள் உயர்வின் மேல் உங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடாது உங்களை உயர்த்தினவர் மேலே தான் உங்கள் நம்பிக்கை வைக்கணும் ஹலோ நிறைய பேர் விழுந்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா கத்தரை விட்டுட்டு கடைசியில் வந்தவைகள் மேலே இறுதித்தை வைக்க ஆரம்பிச்சிருவாங்க வந்தவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இங்கே பாருங்கள் எல்லாம் வரும் நம்ம வந்து இந்த வாழ்க்கையில் பயணித்து போயிட்டுருக்குறோம் ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி நிற்க வேண்டிய இடத்துல நிற்கணும் ஆமாம் இலைப்பாற வேண்டிய இடத்துல இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம் அங்கே போனோம் இங்கே போகிறோம் அப்படிங்கும்போது இந்த ரெஸ்ட் ரூம் முந்தியெல்லாம் அதுக்கு பேர் வந்து டாய்லெட் முந்தியெல்லாம் அதுக்கு என்னங்க பேர் முந்தியெல்லாம் அதுக்கு பேர் என்ன இப்போ அதுக்கு என்ன பேர் வித்தியாசம் இருக்குது ரெண்டுக்குமே என்ன இருக்குது டாய்லெட்னால் ஒரு மாதிரி தோணும் ரெஸ்ட் ரூம்னா அதுனா ரெஸ்ட் ரூமு இந்த வார்த்தை எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தானுங்க நல்லா யோசித்துருக்கிறீங்களா நீங்கள் எங்கேயாச்சும் எப்போவாவது யோசித்துருக்கிறீங்களா ஐயா நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க அதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்ரூம் டாய்லெட் அப்படி இருக்கணும் அது வேறு விஷயம் <laughs> புரியுதா <laughs> சில சில இடத்துல போயிட்டு ஒன்று வர ஒன்றுக்கு வர ரெண்டுக்கு வர ஒடியாந்துருவோம் ஐயோ போகிற இடம் போயிட்டு ஒடியாந்துருவோம் ஐயோ அப்படின்னு வந்துடுவோம் அதுக்கு நான் அடக்கிட்டாவது இருந்துருவேன் அதுக்கு நான் இப்படியே இருந்தாலும் செத்துருவோம் ஐயோ அப்படி சொன்ன இடங்களுக்கு நான்லாம் அப்படி நிறைய இடத்துல ஒடியாந்துருக்கிறேன் கவனிக்கிறீங்களா நான் சொல்கிறத எப்படி இவன் பேர் வைக்கிறான் பாருங்க டாய்லெட்டுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறான் நான் உங்களை பார்த்து கேட்குறேன் மனிதனுக்கு அவன் வந்து சிறுநீர் மலம் கழிக்கிற இடத்த ரெஸ்ட் ரூமாக மாற்ற முடியும் ரெஸ்ட் ரூம்னு அதுக்கு பேர் கொடுத்து அதுக்கு கூட ஒரு தன்மையை மாற்ற முடியும்னா உங்களுடைய தேவன் உங்களுடைய தரத்தை மாற்ற மாட்டாரா உங்களுக்கு ஒரு உயர்வை எத்தனை நம்புறவங்க மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் ஹலலூயா என்னோடு தேவன் இருக்கிறதுனால எனக்கு வேண்டிய வரவையும் தருவார் எனக்கு வேண்டிய தரத்தையும் தருவார் விசுவாசிக்கிற மாட்டோம் ஹலலூயா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நல்லா கவனிச்சுக்குங்க தேவன் அங்கே வந்தா தேவன் வந்தா தேவன் உங்களோடு இருந்தா தேவ பிரசன்னம் உங்களோடு இருந்தா கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க அது மாறும் அது பெருகும் அது மாறும் அல்லது இப்போ பைபிளில் நான் உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை காட்டேன்னு சொல்லியிருந்தேன் தானே அந்த ரெண்டு இடத்த மட்டும் சும்மா ஜஸ்ட் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் கத்தர் காட்டுகிற அந்த அடையாள குறிப்பு உங்களுக்கு சில விஷயத்தை சொல்லும் நீங்கள் நல்லா வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க உங்கள் குடும்ப ஜபத்தில் தியானம் பண்ணுங்க தனிச்சிருக்கும் போது தியானம் பண்ணுங்க அடிக்கடி தியானம் பண்ணி பாருங்க அந்த வார்த்தையினுடைய பொருள் ரொம்ப ஆழமாய் உங்களுக்கு தேவன் காட்டி தருவார் அதியா புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசியுங்கள் ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனத்தை படிங்க பார்க்கலாம் இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன் நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் அவன் பன்னிரண்டு பிரபுக்களை பெறுவான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் இஸ்மவேலுக்காக கவனிங்க இஸ்மவேல் வாக்கு தத்தம் செய்யப்பட்ட பிள்ளை அல்ல இஸ்மவேல் ஆபிருகாமுக்கு தேவன் தருவதாக சொன்ன பிள்ளை அல்ல ஆபிரகாம் சாராளுடைய ஆலோசனை சாராளுடைய வழிகாட்டுதின்படி செய்த தவறை நிமித்தமாக பிறந்த பிள்ளை நல்லா கவனிங்க அந்த பிள்ளைக்கு ஆபிரகாம் வேண்டிக் கொள்ளும் போது ஆண்டவர் சொல்றாரு இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன் நான் அவனை ஆசீர்வதித்து <laughs> நான் பெருக பண்ணுவேன் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அவனை பெருக பண்ணுவேன்னு சொல்கிற இடத்துல ஆண்டு சொல்கிறாரு நான் அவனை ஆசீர்வதித்துங்கிறார் நான் அவனை ஆசீர்வதித்து ஆபிரகாம தைரியப்படுத்த சொல்கிறார் நான் ஆசீர்வதிப்பேன் அவனை அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவனுக்கு நான் வருவேன் அவன் இடத்துல நான் இந்த ஆசீர்வாதம் ஆசீர்வதித்த அப்படின்னா அவனுக்கு நான் ஒரு பரிசு தருவேன் அவனுக்கு நான் ஒரு உயர்வை தருவேன் அவனுக்கு நான் அத்தியாவசியமாக அவனை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒன்றை நான் அவனுக்கு தருவேன் அது ஆசீர்வதித்துங்கிறனுடைய அர்த்தம் தான் வெறுமனே வாயில் வட சொல்கிற ஒரு கர்த்தர் அதில் சும்மா வார்த்தை சொல்லிட்டுலாம் போக மாட்டார் கத்தர் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அங்கே நான் வருவேன்னு சொல்கிறாருன்னு அர்த்தம் ஆசீர்வதிப்பேன்னா நான் வருவேன்னு அர்த்தம் நாங்கள் என்னத்தையும் அவனுக்கு சிறப்பாக ஒன்று தரப்போகிறேன்னு அர்த்தம் ஏதோ ஒரு சிறப்பு அங்கே இருக்கும் நான் வரும்போது ஒரு சிறப்பு இருக்கும் அந்த சிறப்பை நான் தருவேன் அதனால் அவனை போயிருக்கும் அதுதான் அதை ஆண்டர் சொல்ல வர்றார் உங்களுக்கு தெரியும் அதை வாசித்து உள்ளுக்குள்ள போகிறக்கு நேரம் இல்லை கவனித்து கேளுங்க ஒன்றை மட்டும் எளிமையாக சொல்கிறேன் ஆபருகாம் கொடுத்து விட்ட அப்பமும் தண்ணீரும் வழியில் தீந்துருச்சுங்க பிள்ளை பசிக்கு கத்தி கதறான் அப்போ அவனை எப்படி கன்சோல் பண்ணுறதுன்னு அம்மாவுக்கு தெரியல அப்போ அந்த பிள்ளைய ஒரு இடத்துல கிடத்திட்டு ஒரு இடத்துல விட்டுட்டு இந்த ஆகார் போய் ஒரு இடத்துல அழுதுட்டு இருக்கிறான் நல்லா கவனிங்க ஆகாரின் அழுகையை கத்தர் கேட்கல பைபிள் சொல்லுது ஆகாருக்கு வெளிப்பட்ட ஆகாருக்கு காண்பிக்கப்பட்ட ஆகாருக்கு தரிசனம் கொடுத்த அந்த இடத்துல அவளுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன அவளுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன ஆகாரு பிள்ளை அழுகிற சத்தத்தை தேவன் கேட்டார் அவ அழுகிறத கர்த்தர் கேட்கிறார் நல்லா கவனிங்க நீ அழுகிறத கேட்டு அவனுக்கு கர்த்தர் உயிர் தரார் அப்படி அல்ல அவன் அழு ஏன் அவன் அழுகிறத கேட்கிறார்னா அவனுக்காக ஏற்கனவே ஆபருகாம் என்ன செய்திருந்தார்னா வேண்டுதல் செய்திருந்தார் எத்தனை பேருக்கு புரிகிறது நல்லா கவனிங்க இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் செய்த வேண்டுதல் இருக்குது அந்த வேண்டுதலை கத்தர் ஆபிரகாமுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணாரு நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா நான் அவனை ஆசீர்வதிப்பேன் நான் அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணுவேன் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் அவனிடத்துல பனிரெண்டு பிரபுக்கள் என்ன செய்வாங்கன்னா ஆண்டவர் வந்து நம்மளை ஆசீர் நம்ம ஆசி நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் ஒன்றை மட்டும் ஒன்றை நல்லா விளையுங்க நம்மிடத்தில் வரும்போது கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் அவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மாற போகிறோம் நம்ம சூழ்நிலையில் என்ன செய்ய போகுதுன்னு அர்த்தம் இப்போ அங்கே என்ன நடக்குது அங்கே என்ன நடக்குது இவ இந்த வார்த்தையை கேட்டு எழுந்திரிச்சு போகும்போது கவனிங்க அங்கே இருக்கிற துறவை காணும்படி கத்திரவ கண்களை திறக்கிறார் ஏற்கனவே துறவு இருந்துச்சு ஆனால் அது கண்ணுக்கு தெரியல ஏற்கனவே இருந்துச்சு இவளுக்கு அது தெரியல ஒருவேளை தெரிஞ்சிருந்தா இவ அழுக வேண்டியது வந்திருக்காது பிள்ளை அழுக வேண்டியதும் இதெல்லாம் அழுக வேண்டியது வந்திருக்காது இவ அழுக வேண்டியது வரல அப்படின்னு சொன்னால் தேவன் இவங்களோடு இருக்கிறது அப்போ நீ அழனும் உன் கண்ணு குருடா புரியலையா குருடு ஆகணும்னு சொல்லலை குருடு மாதிரி இருக்கணும் இங்கே போய்க்குது உங்கள் கண்ணு நல்லா தெளிவாக இருப்பதாக இயேசுவி நாமத்தில் சில நேரம் இந்த மாம்ச ஒத்தாசை மனுஷருடைய உதவி நமக்கு கிடைக்கக்கூடாது எத்தனை பேர் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிறீங்க இந்த மனுஷர் கொடுத்து கொடுத்து சில பேர் இந்த சில அப்பா அம்மா பண்ணுற பெரிய தப்பு பிள்ளைக்கு கொடுத்து கொடுத்து கெடுத்துட்டு இருப்பாங்க பசங்களுக்கு பிள்ளைகளுக்கு கேட்டுடற வாங்கி கொடுக்குற அப்பா அம்மாவுக்கு சொல்கிறேன் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இருக்கிறீங்க பிள்ளைகளை கர்த்தரை நம்ப பழக்குங்க பிள்ளை என்ன கேட்டாலும் நீங்கள் வாங்கி கொடுத்துறது நல்ல தகப்பன் நல்ல தாய்ங்கிறதுக்கு அடையாளம் இருக்குது யாராவது நினச்சிக்காதீங்க நீங்கள் தேவனை பிள்ளைகள் சார்ந்து வாழ பழக்கில் உங்களை பிள்ளைகள் சார்ந்து இருக்க பழக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் நான் சொல்கிறது விளங்கலைன்னா இன்னொருக்கா சொல்கிறேன் கவனிங்க கேட்டதெல்லாம் வாங்கி தர அளவுக்கு உங்களுக்கு திராணி இருக்கலாம் பணம் இருக்கலாம் காசு இருக்கலாம் வசதி இருக்கலாம் எல்லா அந்தஸ்து இருக்கலாம் ஆனால் உங்கள் பிள்ளை கேட்டுட்டான் அப்படிங்கிறத உடனே நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா பிள்ளையே நீங்கள் கெடுக்கிறீங்க விசுவாசிக்கு நீங்கள் பழக்கில் தேவனை சார்ந்து கொள்ள பிள்ளைய சொல்லுங்க யார் உங்களிடத்தில் என்ன சொன்னாலும் சொல்லுங்க ஜெபிக்கலாம் நீ ஜெபி உனக்கு தேவையானால் தேவன் தருவார் இந்த பிள்ளைங்க செல்ஃபோன் வாங்கியிருக்கிறவன் பைக் வாங்கியிருக்கிறவன் ஸ்கூட்டி வா இதெல்லாம் எப்படி வாங்கிச்சிருக்கீங்க அப்பா அம்மாவை ஏமாற்றி வாங்கியிருக்குது நிறைய பசங்க சொல்கிறானுங்க நிறைய பிள்ளைங்க சொல்லுது படிக்கிறதுக்கு இப்போ எனக்கு என்ன வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காலம் இருந்துச்சு பார்த்தீங்களா அதுதான் கொடுமை எல்லாருக்கும் கிளாஸ் எதில் வந்துச்சு இப்போ செல்ஃபோனும் பிள்ளையும் பிணைஞ்சிட்டாங்க பின்னி பிணைஞ்சிட்டாங்க இப்போ செல் இல்லாமல் பிள்ளை என்ன செய்ய முடியல இப்போ விண்ணப்பம் எங்கிட்டே கொண்டு வரான் இந்த பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்கய்யா எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறானுங்கய்யா மண்டையில் குட்டு கொட்டுவேன் அப்படின்னு நான் நாலு பேர் சொ பொழந்துருவேன் செல்லை பற்றி பேசினீன் அப்படின்னு இருக்கிறேன் கொடுத்து கெடுத்தது யாரு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ரொம்ப அழகாக எழுதியிருக்குது இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் பண்ண விண்ணப்பத்தை கத்தர் கேட்டார் கேட்டுட்டு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார் கொடுக்கிறார் நல்லா கேளுங்க அவனை நான் ஆசீர்வதித்து அந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஆசீர்வாதம் வரும்போது தான் பெருக்கும் ஆசீர்வாதம் எப்போ வருதுன்னா கத்தர் வரும்போது வருது ஆசீர்வாதம் எப்போ வருது என் கூட கத்தர் இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம் தான் ஆசீர்வாதம் என்னோடு கத்தர் வருகிறாருங்கிறதுக்கான அடையாளம் தான் ஆசீர்வாதம் கத்தர் என்னை நடத்துகிறாருங்கிறதுக்கான அடையாளம் தான் அந்த ஆசீர்வாதம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சிறப்பான ஒன்றுக்கு உங்களை தகுதியாக கத்தர் பார்க்கிறார் சிறப்பான ஒரு நன்மைக்கு உங்களை கத்தர் தகுதிப்படுத்துகிறார் உங்களை தயார்படுத்துகிறார் அதுதான் ஆசீர்வாதம் நம்ம ஆளு கேட்டு பாருங்க பாக்கெட்ல வச்சுக்க நூறுரூவாய் ஆசீர்வாதங்கிறான் நோ நூறுரூவா ஆசீர்வாதம் அல்ல நல்லா கேட்டுங்க அந்த நூறை நீ நீ பெறுவதற்கு அந்த நூறை நீ சம்பாதிப்பதற்கு உனக்கு பலன் கொடுத்தாரு பார்த்தியா அதுதான் ஆசீர்வாதம் நிறையா பேர் தப்பாக பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் நூறுரூவா ஆசீர்வாதம் நூறுரூவா ஆசீர்வாதம் அல்ல எல்லாரும் சொல்லுங்கள் கவர்மெண்ட் ஜாப் ஆசீர்வாதம் அல்ல நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் ஆசீர்வாதம் அல்ல அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப்பில் நீங்கள் இருப்பதற்கு உங்களுக்கு ஞானத்தையும் அறிவியும் கொடுத்தாரு பார்த்தீங்களா அதுதான் ஆசீர்வாதம் புரியுதா புரியலையா நிறைய நேரம் எதைத்தான் நினச்சிட்டு இருந்தோம் உங்கள் வீட்டில் இருக்கிற அண்டா குண்டா ஆசீர்வாதம் அது ஆசீர்வாதம் அல்லங்க அந்த அண்டாவையும் குண்டாவையும் பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் உங்களுக்கு ஒரு பலன் அதை அதை பராமரித்து அதை தக்க நேரத்தில் எடுத்து பரிமாறுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கற்று தந்துருக்கு அதுதான் ஆசீர்வாதம் அரிசி நிறைஞ்சிருக்கிறது ஆசீர்வாதம் அல்ல அந்த அரிசியை தக்க சமயத்தில் தக்க விதமாக சமைத்து சாப்பிட்ற பார்த்தியா கட்டலும் பெட் இருக்கிறது ஆசீர்வாதம் அல்ல அதில் படுத்து உறங்குகிறாய் அல்லவா ஆனால் இது வரைக்கும் நம்ம எதை ஆசீர்வாதம் நினச்சிட்டு இருந்தோம் சம்திங் டிஃப்ரெண்ட் எத்தனை இதுக்கு புரிகிறது நீங்கள் ஆசீர்வாதம் சொல்லிட்டு இருந்தது கத்தர் திருத்து சொல்கிறார் அதைத்தான் திருத்திக்கிட்டு இருக்கிறேன் எத்தனை இதுக்கு புரியுது உன் பாக்கெட்டில் இருக்கிற பர்ஸு அதுக்குள்ளே இருக்கிற பணம் ஆசீர்வாதம் அல்ல அதை நீ பெற்றுக்கொள்ளும்படி உனக்கு சில வழிகளை கத்தர் தந்தார் பார்த்தியா இன்னும் விளங்கலையா இந்த மைக் இந்த மைக்கில் நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் பேச வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா உட்கார முடியாமல் காலை இழுத்துக்கிட்டு காலை உதறிக்கிட்டு இந்த பாயில் அழகாக உட்கார்ந்துருக்கிறீங்க பார்த்தீங்களா இதுதான் ஆசீர்வாதம் பாய் இல்லையா சேர் அல்லம்மா பாயிலையும் உட்கார முடியல சேரில் உட்கார சில அப்படியே வெளியில் போயிட்டு போயிட்டு வருது பிசாஸ் உள்ளுக்குள்ளே விட மாட்டேங்குது சாத்தா உள்ளுக்குள்ள என்ன செய்ய மாட்டேங்குது உட்காந்துக்கிட்டு ஏ கேட்டுறாத சத்தியத்தை கேட்டுறாத சத்தியத்தை கவனிச்சிடாத அப்புறம் நீ மனம் திரும்பிடுவ நரகத்துக்கு ஒரு ஆள் அப்படின்னு அவன் ரொம்ப க ரொம்ப கவனமாக நம்மளால் சில பேர் உட்காரவே மாட்டேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு போகிறேன் தண்ணிக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன் இதுக்கு நானும் தான் மூணு மணி நேரம் நான் போயிட்டு போயிட்டு வந்தால் பேசிகிட்டு இருக்கிறேன் பிரியமானவர்களே ஆசீர்வதித்து பிறகு பண்ணுவேன் அந்த ஆசீர்வாதத்தையும் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ எத்தனை இது அந்த ஆசீர்வாதம்ங்கிறது என்னென்னா எனக்கு தேவன் கொடுக்கிற சிறந்த பரிசு தேவன் எனக்கு கொடுக்கிற அதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதுதான் ஆசீர்வாதம் அதுதான் அப்போது நல்லா கேட்டுக்கோங்க பிள்ளை பிள்ளை இருக்கிற இடத்துல பிள்ளை அழுகிற இடத்துல அவன் சத்தத்தை கர்த்தர் அதன் அர்த்தம் என்ன இப்போ பிள்ளை இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறார் ஹலோ லோயா இப்போ அவன் அவங்கிட்ட கத்தர் இருக்கிறதுனால அவன் சத்தத்தை கத்தர் கேட்டதுனால அவனுக்கு ஒரு தண்ணீர் துறவை உனக்கு காட்டுகிறார் ஏற்கனவே தண்ணி துறவைகள் அது வேற விஷயம் அதை உன்னால் பார்க்க முடியல மாம்ச கண்ணில் உனக்கு பார்க்க முடியல பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டதுனால உன் கண்ணை திறக்கிறாரு இப்போ உனக்கு முன்னாடி இருக்கிற துறவு உனக்கு தெரிகிறது எத்தனை இதுக்கு புரிகிறது விளங்கிட்டீங்களா பணம் ஆசீர்வாதம் அல்ல வேலை ஆசீர்வாதம் அல்ல நான் வீட்டில் வாங்கி போட்டிருக்கிற கட்டலும் பெட்டும் ஆசீர்வாதம் அல்ல உறங்குறேன் பார்த்தீங்களா படுத்தா எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் எந்த அச்சுறுத்தலும் இல்லை எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை சரியான ஃபேன் கூட இல்லை காற்று கூட இல்லை கரண்ட்டு கூட நாலு தடவை போயிடுச்சு எனக்கு தெரியக்கூட இல்லை மழை பயங்கரமாக இடித்து பேஞ்சுதான் எனக்கு தெரியல நான் நல்லா தூங்கி எந்திரிச்சேன் தேவ பிள்ளையே அது உனக்கு தேவன் தந்த ஆசீர்வாதம் என் அன்பு தேவ மக்களே நல்லா கவனிச்சுங்க இந்த ஆண்டில் நீங்கள் எடுக்க வேண்டிய பிரயாசம் இந்த வாக்கு தத்துவத்தை சார்ந்து கொள்றவங்களுக்கு எல்லாம் கத்தர் சொல்றார் ஆண்டவர் உன்னோடு இருக்கும்படி மட்டும் பார்த்துக்க <laughs> இது வேணும் அது வேணும் அங்கே ஓடாதீங்க அதையெல்லாம் பார்த்துட்டு ஓடாதீங்க கர்த்தர் என் கூட இருக்கணும் ஆண்டவர் என் கூட இருந்தா சொல்லுங்க ஆண்டவர் என் கூட இருந்தா சொல்லுங்க என்ன வேணும் ஆண்டவர் வேணுமா அவர் தருகிறது வேணுமா ரசமா ஆண்டவர் தான் வேணும்னு நினைக்கிறவங்க வாழ்கிற விதம் தனியாக தெரியும் அது தனியாக அது அது வந்து அது ஒரு யுனிக்காக இருக்கும் அதை தனியாக அடையாளம் காட்டலாம் ஹலே லூயா அவங்களுக்கு இந்த உலகத்தில் எந்த தேடுதலுமே இருக்காதுங்க நீர் மட்டும் போதுன்னு நினச்சி வாழ்கிறவங்க தனியாக தெரிவாங்க அவங்க வார்த்தைகள் அவங்க பழக்க வழக்கம் அவங்க நடை உடை பாவனை அவங்க சுவாபங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தெரியும் அவங்க எதற்காக அலட்டிக்க மாட்டாங்க யார்கிட்டையும் சண்டை போட மாட்டாங்க யாரையும் பகைச்சிக்க மாட்டாங்க யாரையும் குற்றம் தீர்க்க மாட்டாங்க யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க ஆண்டவரை ஆண்டவரை வந்து நான் பாதுகாத்துக்கன்னு நினைக்கிறவங்க தங்களை ஒரு பெரிய நீதிமானவளை நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க ஹலோ லூயா பிரைஸ் இந்த புதிய வருஷத்தில் நிறைய உதாரணம் இருக்குது சமயம் இல்லை கத்தருடைய ஆசீர்வாதம் அப்படின்னா கத்தரை நான் தேடணும் அவர் என்னை ஆசீர்வதிச்சா அவர் என் கூட இருந்தாவே எனக்கு ஒரு சிறந்த மேன்மை வந்துடும் எனக்கு ஒரு சிறந்த கணம் வந்துடும் அப்போ ஆண்டவர் தரதையில் எனக்கு சாதாரணமாக தர மாட்டார் ஹலோ இல்லையா எங்கள் அப்பா அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குதோ அதை எனக்கு தருவார் அப்படி தானே அதை யாராச்சும் மறுக்க முடியுமா உங்கள் அப்பா அவருடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன செய்வார் ஷேர் பண்ணுவார் அவருடைய கெப்பாசிட்டிக்கு விசுவாசிக்கிற மட்டும் உறக்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ என்னாண்டு அவர் அளந்து தரணுங்கிறதே இல்லை இவ்வளவுதான் குறுக்கி தரணும் சுருக்கி தரணும் இறுக்கி பிடிச்சிட்டு தரணுங்கிறதா தாராளமாக கொடுப்பார் அவர் தயாளமானவர் ஏராளமாக கொடுப்பார் அவருக்கு எதுவுமே இல்லை ஆமாம் அவர் சொல்லிட்டாருன்னா அல்ல அல்ல அது என்ன செய்யாது ஆமாம் அதை எண்ணி தீர்க்க உங்களை உயர்த்திட்டே இருப்பார் உங்களை மேன்மைப்படுத்திட்டே இருப்பார் ஒருபோதும் உங்கள் இறுதி அதை சார்ந்து கொள்ளக்கூடாது அவரை மட்டுமே சார்ந்து நிற்க வேண்டும் அலையலூயா தேவனை மட்டுமே சார்ந்த நிலைங்கள் தேவன் உங்களோடு இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க அவருடைய வல்லம் அவருடைய மகிமை அதை மட்டும் தேடுங்க அவரை எப்படி பிரியப்படுத்துறது அவருக்காக இன்னும் எப்படி அர்ப்பணிக்க அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க உங்களை தேவன் ஆசீர்வதிச்சு உங்களுக்கு ஒரு தனித்துவத்தை கொடுத்து ஒரு யுனிக்கான ஒரு அடையாளத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி இந்த உலகத்தில் நீங்கள் யாருன்னு சொல்லி காட்டுறதுக்கு உங்களை கத்தர் பெருக வைப்பார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன நோவாவின் பேழை இன்னும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இயேசு ஏறிய சீமோன் பேதருடைய படகு இயேசு கிறிஸ்து தனது முதா முதலாம் அற்புதத்தை செய்த கற்சாடி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகியும் கூட அழியவில்லையே என் தேவன் தொட்டார் என் தேவன் தனது வல்லமை அதில் வெளிப்படுத்தினார் என் தேவன் அதில் உட்கார்ந்தார் அப்படிங்கிறதுக்காக என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் என் தொழிலில் என் கல்வியில் என்னுடைய ஊழியத்தில் என்னோடு தேவன் இருந்தா கேள்வியோடு முடிக்கிறேன் உங்களை தனித்துவப்படுத்தி உங்களை கத்த பெருக செய்ய போகிறார்